வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் நைன்த் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி ஃபைவ் மேல் ஆகுது நமக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ப்ரீவியஸ் டே அதாவது ஃப்ரைடேலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படி ஏறிட்டே இருந்த மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி ட்ரெண்ட் வந்து ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் தான் ரிவர்ஸ் ஆச்சு ரிவர்ஸ் ஆகையில் நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அதாவது டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு இது நம்ம என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றத இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சொல்லும் நமக்கு ஜென்ரலாகவே மார்க்கெட் வந்து நல்லா ரைஸ் ஆகும்போது ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சா போதும் நம்ம அந்த ரைஸ் ஆகிற மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு சார்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம நினப்போம் ஸோ அந்த மாதிரி தான் அந்த சார்ட் உங்களுக்கு ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி இப்போ ஒரு ட்ரெண்ட் அப்படின்னா அது எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும் எவ்வளோ தூரம் அதை டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு ஒரு கால்ஸ் மாதிரி கொடுத்துரும் அதே மாதிரி தான் செல் காலுக்கும் மார்க்கெட் இறங்கும்போது ஒரு ட்ரெண்ட் வந்து நல்லா டவுனில் இறங்கிட்டுருக்கு அப்படின்னா அது என்ன பாயிண்டில் இந்த நேரத்தில் விற்றா நல்லாயிருக்கும் இல்லை நம்ம ஒரு பை மோட் பை ட்ரெண்டுன்னு நினப்போம் அது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறத கண்டுபிடிக்கிறது கூட நீங்கள் இந்த சார்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென் ஃபார்ட்டிக்கு பத்து நாற்பதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து வந்திருக்கு அதே மாதிரி இது பார்த்தோன்னே யார் வேணாலும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த சார்ட்டில் கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கோம் இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதனால் என்ன ஆயிருக்குன்னா கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அதே ப்ரீவியஸ் கால் பாருங்கள் பைக் கால்ன்றனால நமக்கு கேண்டில் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கேண்டில் கலர் செட் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டில் டோட்டலாக ரெண்டே ட்ரெண்டு தான் ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம் ஸோ கேண்டில்ஸ் வந்து ஒன்று க்ரீன் கலர் இல்லாட்டினா ரெட் கலர்ன்ற மாதிரி தான் வரும் ஸோ டெய்லி ஜஸ்ட்டு நீங்கள் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்ப்பீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே ஓகே இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது இப்போ ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது ஸோ இது வந்து செல்லிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா thirty six thousand one nought eight point எயிட்டியில் செல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைட் லைன் பார்த்திங்க அப்படின்னா போகுது ஸோ நமக்கு மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தான் இருக்குது ஸோ தாராளமாக செல் பண்ணலாம் அதே மாதிரி டார்கெட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே ரெண்டு ரெட் கலர் லைன் வரும் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் நம்ம வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு கீழே இருக்கிறது செகண்ட் டார்கெட் ஸோ மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி டெய்லி லைவ் மார்க்கெட்டில் எப்போல்லாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலோட கலரோட வேஞ்சர் சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணும் ஸோ டெய்லி ஜஸ்ட்டு பார்க்குற மூலிமாவே இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குற மூலிமாவே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ ட்ரெண்ட் என்ன இருக்குது என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னன்ட்டு ஸோ அப்படி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இன்றைக்கி நாம் ஆகஸ்ட் நைன்த் இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி கால் வந்து ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணலாம் இந்த சார்ட்டில் எப்படி கால்ஸ் வருது அது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுன்றதை ஷோ பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணோம் ஸோ இப்போதைக்கு இந்த செல் கால் எப்படி இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு ஒரு கால் உருவாகும் போது கேண்டில் எப்படி வந்து ஓப்பன் ஆகுது எப்படி உருவாகுது அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணலாம் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் இன்றைக்கி ஃபுல் டே என்ன நடந்துச்சுன்றதை இப்போ ஒரு சிங்கிள் வைப்பில் பார்த்துடலாம் டென் ஃபார்ட்டிக்கு வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செல்லிங் ரேஞ்ச் மேலே இருந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிச்சு இறங்க ஆரம்பிச்சது ஒரு டென் ஃபிஃப்டிக்கு ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டான தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துச்சு but first at break out பண்ணதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டிக்கு அப்புறம் தான் பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு ஸோ டுவெல் டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்டே பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நல்லா டவுன் சைடில் இறங்கிருந்துச்சு ஸோ இப்படி தான் நமக்கு செல் கால் வந்திருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டி போல் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு ஸோ இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு காலே வந்து இந்த செல் கால் தான் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் நைன்த் இன்றைக்கி ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு செல் கால் ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்தபடி போச்சு தேர்ட்டி ஃபைவ் நைன் டுவெண்ட்டி எயிட்டில் த்ரீ டுவெண்ட்டிக்கு வந்துட்டு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கும் இன்றைக்கும் அதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருந்துச்சு ஓப்பனிங்கில் கண்டினியூ ஆனது நமக்கு ஒரு டென் ஃபார்ட்டிக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆச்சு ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஓப்பன் ஆகிட்டு போனதை பார்த்தோம் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்டில் டவுன் சைடு இறங்குச்சு மார்க்கெட் அந்த செல்லிங் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல செகண்ட் டாரட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துச்சு தேர்ட்டி ஃபைவ் நைன் ஃபார்ட்டி அடுத்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் பார்க்கும்போது நல்லா இன்னும் thirty five thousand eight sixty வரைக்கும் இறங்குச்சு அதுக்கப்புறம் ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் ஒரு டூ டென்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் வந்து வந்துச்சு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்ல அதுவும் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்ல டூ ஓ கிளாக் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன்லேயே இருந்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஃபார்ட்டிக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் பண்ணி thirty six thousand hundred and forty வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரைஸ் ஆச்சு ஸோ இப்படி தான் நமக்கு இன்றைக்கி ஆகஸ்ட் நைன்த் பைசல் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ஃபினிஷ் ஆகையில் தேர்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே வந்து ஃபினிஷ் ஆச்சு ஃபஸ்ட் ஹார்ட்க்கு மேலேயே ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஃபுல் டே பார்த்திங்க அப்படின்னா பைசல் கால்ஸ் வந்து இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆனது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு இது பார்த்திங்கன்னா bank Nifty weekly option thirty six thousand five hundred put option ஓகேங்களா ஸோ நமக்கு செல் கால் வந்தனால புட் ஆப்ஷனில் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு ஷோ பண்ணுறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபைவ் எயிட்டியில் வந்துட்டு பை கால்னு சொல்லி வந்துச்சு வந்தது பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு செவன் செவன்ட்டி வரைக்கும் வந்து ஏறிச்சு ஒரு ஒன் ஃபார்ட்டி வர போல் பார்க்கும்போது அதுக்கடுத்து மார்க்கெட்டில் நமக்கு செல் கால் வந்து டூ ஓ கிளாக் சேஞ்ச் ஆச்சு அது பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ் டெனில் வந்து ஃபைவ் டென் வரைக்கும் போச்சு பட் நம்ம இங்கே செல் கால் எடுக்க தேவையில்லை டேரெக்டாக நம்ம வந்து பை கால் வந்து கால் ஆப்ஷனில் வந்து எடுக்கலாம் ஸோ ஆப்ஷனுடைய அட்வான்டேஜே அதுதான் நம்ம வந்து செல் கால் வந்தால் இன்னொரு ஆப்ஷனில் மாற்றி பை பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ப்ரீமியம் கம்மியாக பே பண்ண முடியும் ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஃப்யூச்சர்னாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஆப்ஷனில் பண்ணுறதுனாலும் சரி டேரெக்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணியும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஆப்ஷன் பண்ணையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இந்த மணி ஆப்ஷன் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இந்த மணி ஆப்ஷன்கையில் நமக்கு மூமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்யூச்சர் அளவுக்கு வந்து இருக்கும் ஸோ அப்போ தான் நமக்கு இதில் டைம் டிக்கேலாம் இருக்காது அதனால் நம்மளால் நல்லா டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும் நல்லா எதிர்பார்க்க முடியும் பட் இதே out of the money option அந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து அதில் டைம் டிகேலாம் இருக்கும் ஸோ அதனால் அது ரொம்ப நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல உங்களுக்கு பெரிய பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியாது உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ